விசாரணை முடிவில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் ஹாஸ்டல் நடத்தியிருக்காங்க அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பர்மிஷன் வாங்கலாம் அது பர்மிஷன் இல்லாமல் நடந்துருச்சு அது அப்படி நடத்தக்கூடாது அதனால் ஆனால் வந்து கலெக்டர் வந்து மூணு மாதத்துக்கு முன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இது எங்கெங்கே இது வச்சுருக்கீங்களோ தனியார் விடுதிகள் எங்கெங்கே இருக்கோ அவங்க எல்லாமே பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படி கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு விளம்பரம் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த பள்ளியில் வாங்கலாம் பர்மிஷன் வாங்கலைங்கிறத நான் கண்டுபிடிச்சோம் இது வந்து தண்டனைக்குரிய இதுவாகும் குற்றம் ஹாஸ்டலே இருந்தால் கூட வந்து வார்டன் இல்லை ஸ்டாஃப் தான் வந்து வார்டனாக இருந்திருக்காங்க ஆமாம் அதுவும் மறக்கிறது ஆமாம் கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்களே அது எல்லா இதுவும் இருக்கும் பில்டிங் லைசன்ஸ் பில்டிங் லைசன்ஸ் எல்லா இது இருக்கும் அவங்க ஹாஸ்டல் வார்டன் போடணும் வாட்ச்மேன் போடணும் இதெல்லாம் இருக்கும் அதில் அதனால் அவங்க அது பெரிய குற்றமாக இருக்குது